வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மஸ்ரீ ஓம் குருவே நமக என்று நாம் பார்க்க போவது வந்து இந்தியாவின் ஜாதகங்க அனைவருக்கும் என் இனிய சுரண்டர தின நல்வாழ்த்துக்கள் முதலில் ஓம் சி ஓம் சார்பாக இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால் இந்தியாவின் ஜாதகம் எப்படி அப்படின்னா என்ன அப்படின்னு ஒன்று இருக்கா இல்லை ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் கணித்து சொல்ல முடியுமா அப்படின்னு எப்படிங்க சொல்கிறாங்க சில பேர்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்களே ரொம்ப சரியாக வர்றே எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் மட்டும் மிக ஒரு குறுகி ஒரு ஏழு டு ஒரு பத்து ஜோதிடர்கள் தான் உலகியல் ஜோ ஜோதிடம் சார்ந்த கணிப்புகளை வெளியிடுறாங்க அதை படித்தவர்களாக இருக்காங்க அது முக்கிய காரணம் என்னென்னா எல்லாத்துக்குமே ஆர்வம் தாங்க ஒரு விஷயத்தை நீங்கள் படிக்கணும்னு ஆர்வம் தெரியணும்னு எவ்வளோக்கு எவ்வளோ ஆர்வம் அதிகமாக இருக்கோ அந்த விஷயம் தானாகவே உங்களுக்கு உங்களை வந்து சேரும் சரிங்களா பல ஜுவலர்கள் அதுக்கு விருப்பம் இல்லை உலகியல் ஜுவலிடத்தின் மேலே அதனால் அவங்களும் ஆர்வம் செலுத்தலை ஆனால் அந்த துறை இருக்குது சில பேர் மட்டுமே அதை அதிகமாக ஆர்வம் செலுத்தி அதனுடைய கணிப்புகளை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்போ இப்போ என்ன சில முன்னோடிகள் அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து திரு நெல்லை வசந்தன் சார் அப்புறம் வந்து சுத்தேவகி சிவடாசன் ரவி அப்புறம் வந்து இந்தியா அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து K N Rao P V Raman இவர்கள் எல்லாமே சார்ந்த விஷயங்களை ஆய்வு செஞ்சாங்க இது எப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நாடு இருக்குங்க ஒவ்வொரு ராசிக்குமே நீங்கள் உங்கள் ஊருக்கு இருக்கு இல்லையா உங்கள் ஊருக்கு கூட ஒரு ராசி இருக்கும் ஒரு லக்கணம் இருக்கும் அது எப்படி நீங்கள் அப்படிலாம் சொல்ல முடியும் அப்படிலாம் சரியாக வருமா ஒரு எங்கள் எனக்கு ஒரு குருநாதர் என்ன சொன்னார்னா ஒரு ஒரு தடவை கேட்டுட்டு இருக்கும்போது சொன்னார் தான் அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லைங்கப்பா நீங்கள் உங்கள் உங்கள் ஊர்லேயோ இல்லாண்ட நாட்டுலேயோ வச்சுக்கோங்க ஒரு முக்கியமான சம்பவம் ஏதாவது ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு முக்கியமான சம்பவம் ஒரு முக்கியமான நிகழ்வு உங்கள் ஊரில் வந்து எது இது வரைக்குமே ஒரு பத்து வருஷமாக செய்யாத அளவுக்கு ஏதோ ஒரு புதுமையான சம்பவம் அதாவது புதுசாக கோயில் கட்டுறாங்க அப்படி இல்லைன்னா புதுசாக வந்து யாராவது ஒரு மர்மமான முறையில் இறப்பு ஏற்படுது உங்கள் ஊரில் ஒரு வேலையை வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னா அந்த நேரத்தையும் அந்த நாளையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா அந்த நேரம் தேதி அந்த ஊர் பெயர் இது எல்லாமே நோட் பண்ணி வச்சு அந்த நேரத்துக்கு ஒரு பிரசன்னம் போடுங்க அதுதான் ஜாதகம் அதுதான் அந்த ஊரோட ஜாதகம் சரிங்களா அது எப்போ அந்த ஊர்லேருந்து உங்கள் ஜாதக பலன்களையும் கணிப்புகளையும் வெளியிடுங்க சரியாக வரும் துல்லியமாக வரும் அப்படின்னு சொன்னாங்க அரை மையமாக வைத்து தான் நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து எல்லா நாட்டுக்குமே நூற்றி தொண்ணூற்றி இரண்டுக்கு மேலே கிடைக்க நாட்டு நாடுகளுக்குமே ராசியும் இருக்குது லக்கணமும் இருக்குது சரிங்களா அது தனியாக புத்தகமாகவும் பலர் வெளியிட்டிருக்காங்க நீங்கள் வந்து கூகுளில் தேடி அதை படிச்சுக்கோங்க அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சின்ன ஊருக்கும் ஒரு தென்னிந்தியா மாவட்டத்தில் சென்னை ஒரு பகுதி அப்புறம் வட இந்தியா மாவட்டம் இது எல்லாமே மாவட்டம் வாரியாகவும் பிரிச்சும் ராசிகள்லாம் இருக்குது அது குறிப்பிட்ட கிரகங்களும் அதன் காரகத்துவங்கள்லாம் தனியாக இருக்குது நீங்கள் யார் யாரெல்லாம் ரொம்ப அதிகமாக ஆர்வம் இருக்கோ அதை அவங்க படிக்கலாம் சரிங்க அப்படின்னா இந்தியாவுக்கு என்னதாங்க ராசி இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு மட்டுமே நீங்கள் வந்து புத்தகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா மூன்று விதமான ராசிகள் சொல்லுவாங்க சரிங்களா ஒன்று வந்து என்னென்னா ரிஷபம் இன்னொன்று வந்து கடகம் இன்னொன்று மக்கள் மாதிரி எப்படி பிரிச்சுக்கிறாங்கன்னா வட இந்தியா தென்னிந்தியா இல்லை இந்த பக்கம் மட்டுமே இந்த ராசி அப்படின்னு சில குளறுபடிகள் இருக்குது ஆல்ரெடி அதை மட்டும் நீங்கள் அனுபவத்தில் தான் உணர்ந்துக்கணும் சரிங்களா அற மையம் இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா உங்களுக்கு ஒரு முக்கியமான ஈவெண்ட்டை நடக்கிறேன்னா அந்த ஈவெண்ட்டை வச்சு தான் நம்ம ஜாதகம் எடுக்கிறோம் அப்படின்னு அப்படின்னா இந்தியாவுக்கு மிக மிக முக்கியமான விஷயம் என்னங்க என்ன ஈவெண்ட்டுங்க கண்டிப்பாக பதினைந்து ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுரண்டரமானந்தம் வானந்தம் வாங்கினர் நாங்கள் அன்றைக்கி தான் ஏன்னா அன்னைக்கு தான் அறிவிக்கப்பட்டது அன்னைக்கு தான் வந்து பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் இருந்து இந்தியர்கள் விடுதலை ஆனாங்க ஓகேங்களா பெரிய ஒரு போராட்டத்திற்கு பிறகு பலர் இன்னுயிர் மாய்த்து எல்லாமே விடுதலை பெற்றிருக்காங்க அப்படின்னா அந்த நாளை வந்து நீங்கள் ஜாதகத்தில் எடுத்திருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் நான் வந்து இது அப்படியே நாம் என்ன போட்டிருக்கோம் பன்னிரெண்டு மணி பன்னிரெண்டு ஏஎம் நடு இரவு பன்னிரெண்டு ஏஎம் நீங்கள் அந்த குறிப்பிட்ட அந்த இடத்தையும் போட்டுட்டு நீங்கள் அதை போட்டிங்கன்னா ஒரு ஜாதகம் வரும் அந்த ஜாதகம் தான் நீங்கள் இப்போ வந்து வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சரிங்களா அது என்ன அது ரிஷப லக்கணம் ரிஷப லக்கணம் கடகராசி கடகத்திலேயே ஐந்து சூரியன் சண்டிரன் புதன் சுக்கிரன் சனி என்ற கிரகங்கள்லாம் இருக்குது ஆனால் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட கிரகத்தை வச்சு மட்டுமே தாங்க பலன் சொல்லுவோம் ரொம்ப துல்லியமாகவும் கரெக்டாகவும் நீங்களும் பார்க்க முடியும் அது என்னென்னா ராகு கேதுங்க பலர் வந்து ராகு கேது இல்லை அது பொய் இல்லவே இல்லை அதை வச்சுலாம் பலன் சொல்ல முடியாது மேற்கத்திய முறைகள் அப்படி இருக்குது நீங்களே அனுபவத்தில் பாருங்களேன் எப்பொழுதுமே ஒரு விதி இந்த விதியை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் இந்த இந்தியா பிறண்டர்னு வச்சுக்கோங்க இந்தியாவின் ஜாதக அமைப்பில் அண்ட் ராகுவும் கேரும் ராகு ரிஷபத்துலேயும் கேரு விருச்சகத்துலேயும் இருக்குது அப்படின்னா கோச்சாரத்தில் எப்பெல்லாம் ராகுவும் கேதுவும் அவரோட மேட்ச் ஆகுதோ அந்த ஜனநாள் கடந்து செல்லுதோ அந்த ராகுவோ கேதுவோ ரிஷபத்தில் அந்த பாவம் சார்ந்த விஷயங்களில் ஒரு குறிப்பிட்ட சம்பவம் ஏற்படும் அது என்ன தத்துவ ராசிகள் அரண் சார்ந்த விஷயங்களில் சில பிரச்சனைகள் ஏற்படும் ஏன்னாங்க ரிஷபத்தில் வந்து பல கண்ட்ரியை குறிக்கும் ரிஷபத்தில் வந்து இந்தியா மட்டும்தான் ரிஷபத்தை குறிக்குமா மாதிரி இன்னும் பல நாடுகள் இருக்குது இன்னும் பல சிற்றூர்கள் இருக்குது விருச்சகம் இன்னும் சில சிற்றூர்களை குறிக்கும் இன்னும் பல நாடுகளை குறிக்கும் அப்படின்னா என்னங்க ஏற்படும் அப்படி என்ன ஏற்பட்டுச்சு நல்லா புரிஞ்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ரா இப்போ அண்ட் இந்தியாவின் பதினைந்து ஆகத்தில் இந்தியாவின் ஜாதகத்தை பார்க்கும்போது ராகு கேரு ரிஷபத்தில் இருக்குது இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் மகாபாரதம் ஆரம்பித்த இரு ரிஷபத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் தான் ஆரம்பித்துன்னு ஒரு வரலாறு இருக்குது சரிங்களா நான் எப்பெல்லாம் ராகுவோ கேருவோ ரோகிணி நட்சத்திரத்தை கடக்கும் பொழுது உலகில் மாபெரும் புரட்சி ஏற்படும் சரிங்களா புரட்சி ஏற்படும்னா மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்புவார்கள் பல விஷயங்கள் இது வரைக்கும் நீங்கள் காலம் காலமாக தொன்றுரொட்டு விஷயங்கள் எல்லாமே ஒரு புது வகையான ஒரு யுகத்திற்குள் செல்லும் நீங்கள் ஒரு மாடர்ன் எராவை நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா மகாபாரதம் அதை தான் தொற்றுவிட்டது ஒரு ஒரு அழிவை ஏற்படுத்திவிட்டு ஒரு தர்மத்தை நிலைநாட்டியது மகாபாரதம் அதுபோல தான் வரும் காலங்களில் ராகு கேது நீங்கள் அந்த ரோகிணியில் என்டர் ஆகிறப்ப அது என்னென்னலாம் மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னு நம்ம அடுத்து வரும் பருவியில் நம்ம பார்ப்போம் நீங்கள் நல்லா பாருங்கள் இன்னொன்று போ போட்டிருப்பேன் இருபத்தி ஐந்து ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் கேது ரிஷபத்தில் வந்திருக்கு கேது ரிஷபத்தில் வந்திருக்கு ராகு விருச்சிகத்தில் வந்திருக்கு அது இந்தியாவின் ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் ஜாதகத்தில் ரிஷபத்தை ராகு வந்து ராகுவை கேது கிராஸ் பண்ணுறாரு அதாவது கடந்து செல்லுது அந்த காலகட்டத்தில் தான் இந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் தான் இந்தியா எமர்ஜென்சி பீரியடில் போயிட்டு பல மக்கள் கஷ்டப்பட்டாங்க இவ்வளோ மிகப்பெரிய லாக்டவுன் வரலாமே சரிங்களா அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் கேரு ரிஷபத்தில் வரும் பொழுது நீங்கள் இன்னொரு நல்லா பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு Mumbai bomb bomb blasting later earthquake நல்லா பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வந்து நிலச்சரிவினாலேயும் மும்பை பாம் பிளாஸ்ட்லேயும் வந்து ஒரு ஒரு இரநூறு பேருக்கு பக்கமாக இறந்துருக்கிறாங்க என்னங்க ஒரே அழிவு அழிவு சம்மந்தப்பட்ட விஷயங்களையே நீங்கள் சொல்கிறீங்க அப்போனா அழிவு தான் ஏற்படுமா நல்லா புரிஞ்சுக்கோங்க வருடம் வருடம் வந்துட்டு யாராவது ஒருத்தர் கூட்டு மரணங்கள் நிகழ்ந்து கொண்டே தான் இருக்குது அப்படின்னா எல்லா வருஷமுமே அப்படி தானா அப்படிலாம் இல்லை கிடையாது இந்த ராகு கேது எல்லா கிரகங்களும் ஒரு சேர இணையும் இல்லையா அப்போ வந்துட்டு இன்னும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத கற்பனைக்கும் அப்பாற்பட்ட கூட்டு மரணங்கள் ஏற்படும் சரிங்களா அப்படிப்பட்ட காலகட்டமாக அப்படிங்கிறத விட நீங்கள் பாருங்கள் கொஞ்சம் ஒரு ஐம்பது சதவீதம் அப்படி தான் இருக்குது சனிக்கு திருவோணத்தில் சனி எங்கெல்லாம் இருக்கோ மகரத்தில் சனி இரண்டு அதற்கு ஐந்து ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள் அந்த பாவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வெடி விபத்து கூட்டு மரணங்கள் அதாவது ட்ராவலிங்கில் போகும்போது இறக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது ஒன்று ஃபயர் ஆக்சிடெண்ட்டு இல்லை இராணுவம் சம்மந்தப்பட்ட அவர்களுக்கு ஆபத்து இன்னொன்று வந்து வந்து போலீஸில் வந்து போலீஸுக்கும் மக்களுக்கும் தடியடி ஏற்படுவது சரிங்களா இந்த மாதிரி விஷயம் ஏன்னா செவ்வாய்ங்கிறத வந்துட்டு ஒரு வழியை ஏற்படுத்தும் கிரகம் ஒரு ரத்தத்தை சிந்த வைக்கும் கிரகம் அப்படின்னா ஒரு காயம் ஏற்பட்டு தான் ஒரு விபத்து நிகழும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது சில பேர் வந்து விஷவாயுவாளர்லாம் ராகுன் சம்மண்டம் வந்தாரா விஷவாயு அந்த சம்மண்டப்பட்டது காயம் அடிதடி சண்டை போர்க்களம் இது எல்லாமே செவ்வாய் குறிக்கக்கூடியது அப்படின்னா கேது ராகு எடுத்துகிட்டு வருது சனிக்கு திரிகோணத்தில் வரும் செப்டம்பர் ராகுக்கு எது பயிற்சிக்கு அப்புறம் ரிஷபத்தில் ரிஷப ரிஷபத்தில் ராகு இருக்கிறது அப்போனா அந்த காலகட்டங்களில் இந்த செவ்வாயின் திரிகோணத்தில் வரும் காலகட்டங்களில் இந்தியாவில் ஒரு நிலச்சரிவு திருப்பியுமே ஒரு எர்த்துக்கு வேக்கு நிலநடு எல்லாமே எதிர்பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அறிவில்லாமல் இந்த காலகட்டங்களில் பெய்யும் மழை ரொம்ப அபரிமிதமாக அதிகமாக இருக்கும் எல்லாருமே நினச்சிட்ருக்காங்க இப்போ தாங்க அப்படி பெஞ்சிட்டு இருக்கேன் நீங்கள் இதை இந்த கணிப்பே நீங்கள் அப்போ வெளியிடுறீங்களா கண்டிப்பாக கிடையாது நீங்கள் அனுபவத்தில் பாருங்கள் எப்போயுமே ஒரு விஷயத்த நான் சொல்கிறத என்றைக்குமே நம்பாதீங்க அது நீங்கள் நூறு நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் வந்துட்டு நீங்கள் ஆப்போசிட் ஸ்டாண்டில் நில்லுங்க இந்த வியூ பாயிண்ட்டை மட்டுமே எடுத்துக்கோங்க ஆமாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேயும் ராகுக்கு எதுவும் கிடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிலையும் அப்படி கிடக்குது அப்புறம் இந்த வருஷமும் அப்படி வரணுமே வரலன்னா நீங்கள் சொல்கிற கணிப்பு தப்பு தானே ஆமாங்க தப்புன்னு அப்படியே நீங்களும் அப்படியே ஸ்ட்ராங்காக நில்லுங்க அவ்வளோதான் ஒரு விஷயம் எப்படியெல்லாம் ஒரு ஒரு யுகத்தில் மாற்றம் ஏற்படுது நம்ம அனுபவத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா அப்படின்னா அந்த மாற்றம் ஏற்படுவது என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்துது ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு அழிவை ஏற்படுத்தினா மகாபாரதம் தர்மத்தை நிலைநாட்டினாங்க அறிவு இல்லாமல் சில அழிவு சில மாற்றங்கள் சில தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் இருக்கலாம் அதை நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் சரிங்களா வதும் வசந்த காலம் ஆகட்டும் நன்றி ஓம் சிவ ஓம்